வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாட் பரபிரம்ம டஸ்மேஸ்வரி ஓம் குருவே நமக இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து தமிழ் மாதங்களும் ராசியும் ராசி கட்டமும் சரிங்களா ஏற்கனவே நம்ம அந்த ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம பொறுமையாக தெளிவாக சொல்லியிருப்போம் ராசி கட்டம்னா என்ன ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் எப்படி பயணிக்கும் அதில் கிரகங்கள் எப்படி பயணிக்கும் ஏன் வந்து எப்படிலாம் நம்ம நட்சத்திரங்களை கணக்கீடு செய்கிறோம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம் பார்க்காதவங்க முதல் இரண்டு பாடங்களை பா வாங்க ஏன்னா எட்டு வரு சிறிய அடியாக இருந்தாலும் நம்ம வந்து பயண நம்ம வந்து கடைசியில் முடிவடைவர் வந்து ஒரு சிகரமாக இருக்க வேண்டும் சரிங்களா ஒரு சிறிய அடியாக இருக்கலாம் ஆனால் அது வந்து ஒரு சிகரத்தை நோக்கியாக இருக்கணும் சும்மா நம்ம ஏதோ படிக்கிறோம் அப்படிங்கிறதுல இன்றைக்கி நீங்கள் படிக்கிற பாடம் கடைசியில் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் அளவில் உறவுகளுக்கு வாய்ப்பாக அமையும் சரிங்களா நாம் இப்போ எங்கே இருக்கோம்னா பூமியில் இருக்கோம் அந்த பூமி எதை சுற்றி சூரியனை மையமாக வச்சுட்டு தான் வந்து நம்ம வந்து ஒரு நாளை கணக்கிடுறோம் என்னங்க காலையில் நினச்சின்னா நின்றுக்கிறோம் அப்படியே சூரியன் மறைஞ்சிடுச்சுன்னா நம்ம தூங்க போயிடுறோம் சூரியன் ஒரு அளவுகோலாக இருக்குது முக்கியமாக சரிங்களா அந்த சூரியன் மையமாக இருக்குது அந்த சூரியனை மையமாக வச்சு பல கிரகங்கள் ஒன்பது கோள்களும் அல்ல நம்ம இருக்கிற பூமியை வந்து நம்ம கோளாக சொல்கிறதில்ல ஏன்னா நம்ம அதில் இருக்கோம் இதிலிருந்து நம்ம உலகத்தை பார்த்துட்டு இருக்கோம் சூரியன் மையமாக இருக்குது ஏங்க இருக்குது பக்கத்தில் மற்ற கோள்கள்லாம் கண்ணுக்கு தெரியாதா தெரியாது சரிங்களா சூரியன் தெரியுது அது சூரியன்லேருந்து பார்த்தா வேணால் தெரியும் யாரும் அங்கே போக முடியாதுங்க அதாவது நம்ம இன்றைக்கி பார்க்க போனால் தமிழ் மாதம் இந்த தமிழ் மாதத்துக்கு வச்சுட்டு ஏன் நம்ம சொல்லணும் என்ன காரணம்னா கிரகங்கள் ஒன்பது முக்கியமான கோள்கள்லாம் அதை மையமாக வச்சுட்டு தான் முக்கியமாக சூரியன் சூரியன் ஒரு ராசிக்குள்ளே பயணிக்கிறேன்னா முப்பது நாள் அதை பயணிக்கும் நான் சொல்லியிருப்பேன் ஒரு ராசிக்கு வந்து முப்பது டிகிரி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த முப்பது டிகிரி வந்து ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ஒவ்வொரு காலகட்டம் எடுத்துக்கும் சனி எடுத்துக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் ரெண்டு வருஷம் ஆகும் சந்திரன் எடுக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகும் ஒரு ராசி கட்டத்தை பயணி ரெண்டரை நாள் ஆகும் அப்படின்னா சூரியன் சூரியன் வந்து ஒரு ராசி கட்டம் இந்த மேசம் இருக்கு இல்லையா மேசம்ங்கிற ராசி கட்டத்தை விட்டு வெளியேற முப்பது நாட்கள் எடுத்துக்கும் அதுதான் நாம் தமிழ் மாதம்னு சொல்கிறோம் மேஷம் ஒரு மாதம் முடிஞ்சிடுச்சு சரிங்களா அப்போனா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதம் இருக்குங்க தமிழ் மாதம் மேசத்தில் சூரியன் இருந்தால் சித்திரை மாதத்தில் பிறந்திருக்காருப்பா ரிஷபத்தில் சூரியன் இருந்தால் வைகாசியில் பிறந்திருக்காங்க மிருணத்தில் சூரியன் இருந்தால் ஆணி மாதத்தில் பிறந்திருக்காங்க கடகத்தில் சூரியன் இருந்தால் ஆடி மாதத்தில் பிறந்திருப்பாங்க தமிழ் மாதத்தில் சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் ஆங்கிலத்தை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் சிம்மத்தில் இருந்தால் ஆவணி கன்னியில் இருந்தால் புரட்டாசி துலாத்தில் சூரியன் இருந்தால் ஐப்பசி விருச்சகத்தில் சூரியன் இருந்தால் கார்த்திகை தனுசில் சூரியன் இருந்தால் மார்கழி மகரத்தில் தை மகரத்தில் சூரியன் இருந்தால் தை கும்பத்தில் சூரியன் இருந்தால் மாசி மீனத்தில் சூரியன் இருந்தால் பங்குனி இப்போ உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் சூரியன் இருக்கும் அப்படின்னு தெளிவாக பாருங்கள் உங்களுக்கு கட்ட பார்க்க தெரியும்னு நினைக்கிறேன் மேஷம் மேஷத்துலேருந்து மீனம் வரை இந்த மேசத்துலேருந்து இப்போ வந்து உங்களுக்கு சிம்மத்தில் சூரியன் இருக்குன்னு வைங்க உங்களுக்கு சிம்மத்தில் சூரியன் போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஆவணி மாதத்தில் பண்ணிட்டுருக்குறீங்க ஆவணி என்ன டேட்டு சரிங்க இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஆங்கிலத்தை சொல்லணுன்னு வைங்க உங்களுக்கு அந்த மேலே அந்த வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்கும் அதாவது செப்டம்பர் பதினைஞ்சுலேருந்து ஆகஸ்ட் பதினஞ்சுலேருந்து செப்டம்பர் பதினஞ்சுக்குள்ளே பண்ணுறீங்க சிம்மத்தில் சூரியன் இருந்தால் என்ன சொன்னேன் ஆவணி மாதம் பண்ணுறக்குறீங்க சரிங்களா அது கரெக்டு அப்படின்னா நான் ஆங்கில மாதத்தில் சொல்லணுமேங்க அதுக்கு நான் எப்படி சொல்கிறது அப்படின்னா மேலே டேபிளில் கிளம்பாங்க ஆகஸ்ட் பதினஞ்சு முதல் செப்டம்பர் பதினஞ்சு அதாவது செப்டம்பர் பதினாறு கூட நான் சொல்லலை பதினேழு கூட சொல்லலை இந்த பதினஞ்சு டு பதினஞ்சு எப்படி நம்ம ஒன்றாந்தேதி டு முப்பதாம் தேதி வந்து ஆங்கில மாதத்தை கணக்கிடுவோமோ இங்கே வந்து தமிழ் மாதத்தில் வந்து பதினஞ்சு டு பதினஞ்சு சில பேர் வந்து செப்டம்பர்னு சொல்லலாம் நீங்கள் ஓ நீங்கள் செப்டம்பரில் பிறந்துருக்குறீங்களா அப்படின்னு நம்ம கணக்கிடலாம் அது எப்படி கணக்கிடுவோம் அதுவும் அப்புறமா நான் சொல்கிறேன் செப்டம்பரில் கணக்கி பிறந்துருக்கீங்களா ஆனால் அதே செப்டம்பரில் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே பிறக்கலை பதினஞ்சுக்கு முன்னாடி தான் பிறந்துருக்குறீங்க பதினஞ்சுக்கு மேலே பிறந்துருக்கீங்கன்னா அடுத்தது கன்னிக்கு போயிடும் அதாவது டிக் அதாவது டிகிரி வச்சுறாங்க நான் என்ன சொன்னேன் சூரியன் ஒரு ராசியை கடக்க வந்துட்டு முப்பது நாள் முப்பது நாள் ஆகும்னு சொன்னேன் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிகிரி நகருது அப்புறம் முப்பது டிகிரி இருக்குது இன்றைக்கி ஒரு டிகிரி நாளைக்கு ஒரு டிகிரி மூன்று டிகிரி நான்கு டிகிரி பத்து டிகிரி அப்படின்னா நீங்கள் சூரியன் வந்து மூன்று டிகிரின்னு போட்டிருக்கோம் மூன்று டிகிரி போட்டிருக்கா மூன்று டிகிரி சிம்மத்தில் மூணு டிகிரியில் சூரியன் இருக்குது அப்படின்னா செப்டம்பர் மாதம் மூணாம் டிகிரியோ நாலாம் டிகிரியோ தாங்க நீங்கள் பிறந்திருப்பீங்க எப்படி பதிமூணு டிகிரின்னு வைங்க பதினஞ்சு டிகிரின்னு வைங்க அஞ்சாம் டிகிரியோ ஆறாம் டிகிரிங்க மன்னிக்கணும் ஆகஸ்ட் பதினாறு பதினேழு பதினெட்டு நம்மளே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது உடனே நம்ம பார்த்துக்கறதுனால தமிழ் மாதத்துலேயே பார்த்து பழகிறதுனால ஏன்னா ஆகஸ்ட் பதினஞ்சுலேருந்து செப்டம்பர் பதினஞ்சு சூரியன் மூணு டிகிரியில் இருந்தால் இந்த பதினாறு பதினேழு பதினெட்டு அதாவது ஆகஸ்ட் பதினாறு பதினேழு பதினெட்டு இதுவே இருபத்தி ஒம்பது டிகிரி முப்பது டிகிரி இருக்காருன்னா செப்டம்பர் பதினாலு பதினஞ்சு இது நாங்கள் மாத கணக்கு உங்களுக்கு அந்த மாதம் டக்குன்னு ஸ்ட்ராங்காகிடணும் சரிங்களா இதே உங்கள் இப்போ ஒருத்தர் வந்து மிருணத்தில் இருக்கார் மிருணத்தில் சூரியன் இருக்கு அப்போ நான் மிருணத்தில் சூரியன் நினச்சா நீங்கள் ஆனி மாதத்தில் பண்ணுறக்கிறீங்க ஆனி மாதத்தில் பண்ணுறீங்கன்னா இந்த கடைசி அப்படின்னா எங்கே முடியுது ஜூலை பதினஞ்சோட முடியுது ஜூலை பதினஞ்சு தான் லாஸ்ட்டு சரிங்களா ஜூலை பதினஞ்சு லாஸ்ட்டு அப்படின்னா ஜூலை பதினஞ்சுலேருந்து ஜூன் பதினஞ்சு இதை வச்சு முப்பது டிகிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் இது சென்டரில் இருக்கா அப்போனா ஜூன் முப்பதோ ஜூலை ஒன்றோ எப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணலாங்க இதை வச்சு தாங்க ஒரு ஒரு வருடத்தையும் நம்ம முழு இப்போ மேசத்துலேருந்து மீனம் வரைக்கும் சூரியன் ஒரு ரவுண்டு வந்துருச்சிங்க சூரியன் வந்துட்டு திருப்பியும் கரெக்டாக மேசத்தில் என்டர் ஆகிறது நம்ம தமிழ் வருட பிறப்பாக நம்ம கொண்டாடுறோம் அந்த தமிழ் வருட பிறப்பு என்ன நாள் அது உங்களுக்கே தெரியும் ஏப்ரல் பதினைந்து சரிங்களா அதாவது ஏப்ரல் பதினஞ்சு நேரத்துலாம் பதினாறு தான் நியூ டேட்டுக்கு போவோம் புது மாதத்துக்கு போவோம் சரிங்களா சித்திரை வைகாசி ஆணி ஆடின்னு ஒரு புது வருட மாதத்துக்கு போடுறோம் அந்த பதினாறாம் தேதி பதினாறாம் தேதி பதினாறாம் ரெண்டு நம்ம அடுத்த பதிவில் நம்ம ஒவ்வொரு கிரகமும் எப்படி பயணிக்குது இப்போ இன்றைக்கி என்ன பார்த்துட்டோம் சூரியன் பயணிக்கிற காலம் மாதத்தை நம்ம என்னென்னு கணக்கிட முடியும் அப்படின்னா சூரியன் எவ்வளோ டிகிரி எவ்வளோ நாள் பயணிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் முப்பது நாள் சூரியன் முப்பது நாளில் வச்சு தான் நம்ம மாதம் கணக்கிட போடுறோம் அதுதான் ராசியும் நம்ம சொல்கிறோம் அடுத்தது வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிகிரி இருக்குது அடுத்த பதிவில் வந்து சந்திரன் புதன் இப்படி ஒவ்வொரு கிரகமாக பற்றி நம்ம பார்ப்போம் சரிங்களா ரொம்ப ரொம்ப பொறுமையாக போகிறோம் ஏன்னா உங்களுக்கு ஆளை பதியணும் எளிமையாக இருக்கணும் ஜோதிடம் கஷ்டம் இல்லை அதுவும் எளிமை இதை வச்சு நீங்கள் பலன் சொல்லணும்னு அவசியம் இல்லை பலன் சொல்கிறதுக்கு நிறையா ப்ராக்டிஸ் வேணும் ஒரு ஈடுபாடு வேணும் ஒரு புரிதல் ஒரு அறிதல் அவ்வளோதாங்க சரிங்களா வேறு ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் உங்கள் நண்பர்களுக்கு நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் சரிங்களா இந்த விஷயத்தை பகிர்ந்தால் ஒரு கெட்ட எதுவுமே கெட்டது கிடையாது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுப்பாங்க ஓ இதுதானாப்பா அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு அறிவு வரும் அவ்வளோதான் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவோம்